பள்ளிக்கூடத்தை நேற்று பார்த்தோம் போகும்போதே ஃபஸ்ட்டு அந்த பேரண்ட்ஸை பார்த்துட்டு அவங்களுக்கு ஆறுதல் சொல்லிட்டு தான் நேராக போகிறாங்க பட் ஆனால் அவங்க இந்த கோர்ட்டு ப்ரொசீடிங்ஸ் இருந்தனால அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே அந்த குழந்தையோட அப்பா அம்மா ரெண்டு பேருமே சென்னையில் தான் இருந்தாலும் காரில் போகும்போதே அவங்ககிட்ட நாங்கள் ஆறுதலாக நாங்கள் பேசியிருக்கோம் நாங்கள் தெரியுமா இருங்க எதாக இருந்தாலும் உங்கள் கூட நாங்கள் நிற்போன்னு நாங்கள் சொல்லியிருக்கிறோம் உள்ளே பொழுது அங்கே இருக்கின்ற பல சர்டிஃபிகேட்ஸ் பார்த்திங்கன்னா அவ்வளோ எரிஞ்சு போய் கிடக்கு இப்போ அதோட சாம்பிள்லாம் கூட நாங்கள் வச்சுருக்கோம் நாங்கள் அது மாதிரி சில பேர் அதை சுற்றி இருக்கின்ற தனியார் நிறுவனங்களை பொறுத்த வரைக்கும் என்ன சொன்னால் பள்ளிக்கூடங்கள் சப்போஸ் நடத்துறதாக இருந்தாலும் நாங்கள் உதவி செய்கிறதுக்கு தயாராக இருக்கோம் ஏன்னா ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா எல்லா பஸ்ஸஸ் அந்த பள்ளிக்கூடத்துக்கு தேவையான ஜேசிபி அந்த வாங்கினங்களே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எல்லாத்தையுமே எரிச்சிட்டாங்க அதில் ஸோ அந்த சர்டிஃபிகேட்ஸ் அங்கே இருந்த பெஞ்ச் அங்கே இருக்கிற டெஸ்க்கு சேர்ஸ் எல்லாத்தையுமே தூக்கிட்டு போயிருக்கிறாங்க அதனால தான் இது ரொம்ப அழகாக நம்முடைய ஹானரபிள் கோர்ட் வந்து வேர்டிக்டே பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு சென்சிபிளான ஒரு இது வேர்டிக்டை கொடுத்துருக்குறாங்க இதோட இந்த கலவரத்தை நிறுத்தினதோட காவல்துறையோட பணி முடிஞ்சிருந்து நான் நினைக்காதீங்க இதற்கு யார் யாரெல்லாம் காரணமாக இருந்தாலோ வாட்ஸ்அப் குரூப் மூலம் இதெல்லாம் பரவப்படுது அதெல்லாம் உடனடியாக நம்முடைய டிஜிபி அவர்கள் வந்து அதெல்லாம் கண்டறிந்து அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூட சொல்லியிருக்கிறார்கள் கண்டிப்பாக இன்றைக்கு நம்முடைய ஒரு பத்தரை மணிக்கு சிஎம் ஆஃபீஸ்க்கு நாங்கள் போகிறோம் நாங்கள் அங்கே சிஎம் வந்து வீடியோ கான்ஃபரன்ஸில் வந்து எங்களிடமும் துறையில் இருக்கின்ற எங்களோட அதிகாரி பெருமக்கள் அதே போல் நம்முடைய பொதுப்பணித்துறை அமைச்சர் அண்ணன் அவங்களாம் உட்காந்து நாங்கள் அந்த வீடியோ கான்ஃபரன்ஸில் என்ன நடந்தது ஏது நடந்தது அங்கே இருக்கின்ற மக்களுடைய மனநிலை என்ன எப்படிப்பட்ட தீர்வு காணலாம் ஏன்னா ஒரு குழந்தை இறந்துருச்சு அந்த பள்ளியில் இருக்கின்ற இடத்துல ஒரு மூவாயிரத்து மூவாயிரம்க்கும் மேற்பட்ட குழந்தைங்களோட நிலை கல்வி என்று வரும்போது நம்ம என்ன முடிவு எடுக்க போகிறோம் என்பதையெல்லாம் நீங்கள் எடுத்து சொல்ல இருக்கின்றோம் முதலமைச்சர் எங்களுக்கு எப்படிப்பட்ட அறிவுறுத்தலை வழங்குகிறாரோ அதைப்படி அடுத்த கட்டத்தை நாங்கள் முடிவு சர்டிஃபிகேட்ஸ் நிறைய பேர் அதுக்கு என்ன சிறப்பு கேம்ப் மாதிரி வச்சு என்ன இல்லை நேற்றே பார்த்துருக்கேன் ரமேஷ் இப்போ வந்து ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எரிஞ்சு போயிடுச்சு இந்த மாதிரி ஒவ்வொரு பார்த்தீங்கன்னா இன்னும் அந்த புகவாடே அடிக்குது சர்டிஃபிகேட்ஸை பொறுத்த வரைக்கும் இதில் ஸோ இந்த மாதிரி அவங்க அங்கே இருக்கின்றவர்கள்லாம் அதை காமிக்கும் போது அழுதுகிட்டே காட்டுறாங்க அதாவது உட்காந்து பேசி இந்த நீதிமன்றத்துக்கு போனதுக்கு பிறகு இந்த போராட்டத்தில் ஏன் இந்த மாதிரியான திடீர்னு வந்து வந்து இந்த ரேன்சாக் பண்ணிட்டு போனாங்க என்ன காரணமேன்னு தெரியாமல் உள்ளுக்குள்ளார வந்து திட்டமிட்டே வந்து நம்ம கோர்ட்டே ஆனரபிள் கோர்ட்டே அதான் சொல்லியிருக்காங்க இது வந்து இந்த கோபத்தால் வந்த மாதிரியே தெரியல அது பக்காவாக திட்டமிட்டு தான் அதை செஞ்சுருக்காங்க கூட அவங்களுடைய வருத்தத்தையும் சொல்லியிருக்காங்க அதே மாதிரி கண்டனத்தையும் தெரிவித்திருக்கிறார்கள் கோர்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த சர்டிஃபிகேட்ஸை பொறுத்த வரைக்கும் நாட் ஓன்லி டிசி இதில் இருக்க பர்த் சர்டிஃபிகேட் அந்த குழந்தைகள் சம்மந்தமான அந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் வந்து உடனடியாக இன்றைக்கி அதான் முதலமைச்சர் என்ன எங்களுக்கு அறிவுறுத்தல் சொல்லுகிறது ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் மூலமாக சொல்லியோ அந்த சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு என்னென்ன செய்வோங்கிறதை நான் கண்டிப்பாக மிக விரைவில் செய்து கொடுப்போம் என்று நான் தெரிவித்துக் கொள்கிறேன் டிசியை பொறுத்த வரைக்கும் நிறைய எமிஸ்லேயுமே நமக்கு இருக்கின்றது பட் இருந்தாலும் இமீடியட்டாக அதுக்கான டூப்ளிகேட் காப்பீஸே நம்ம எடுத்துக்கலாம் அதுவும் ஒன்றும் யாரும் அந்த பேரண்ட்ஸாக இருந்தாலும் சரி அந்த பள்ளியில் படிக்கின்ற ஸ்டூடெண்ட்ஸ் தான் நீங்கள் எதுவும் கவலைப்பட தேவையில்லை உங்களுக்கு இப்போ உடனடியாக ஏன்னா அந்த பள்ளி கட்டிடத்தை பார்க்கும்போது I think it will take more than week time ஆகும் பேசிக்காக அதை ரெடி பண்ணுறதுக்கு ஸோ அந்த காலகட்டத்தில் உங்களுடைய அந்த கற்றல் அந்த இடைவெளி இருந்துவிடக்கூடாது அதற்கு என்னென்ன செய்ய வேண்டும் என்பதை முதலமைச்சர் நாங்கள் ரிப்போர்ட் கொடுக்க போகிறோம் அவர் எங்களுக்கு என்ன அறிவுறுத்தல் செய்கிறோம் அதை போல் சார் அந்த நைன் டென் லெவன் டுவெல்க்கு வந்து நாங்கள் நிறையா ஃபோக்கஸ் பண்ணோம் தான் நேற்று வந்து நாங்கள் அந்த பள்ளிக்கூடத்தை பார்த்துட்டு வெளில வந்து பேரண்ட் டீச்சர்ஸ் அசோசியேஷன்லேருந்து அந்த பேரண்ட்ஸும் அங்கே படிக்கின்ற அந்த ஸ்டூடெண்ட்ஸு அந்த இறந்து போன அந்த பள்ளி மாணவி பக்கத்தில் உட்காந்து படிக்கின்ற அந்த அந்த டுவெல்த் ஸ்டாண்டர்ட் ஒரு பொண்ணு கூட வந்து எங்களுக்கு இந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கணும் எங்களுக்கு வந்து ஏன்னா எங்களுக்கு நான் இதை இதை விட்டு நாங்கள் எங்கே போக போகிறோம் அப்படிங்கிறமெல்லாம் கேட்டுருக்கிறாங்க இருந்தாலும் நாங்கள் டிபார்ட்மெண்ட் ரிலேட்டடாக தேர்ட்டீன்த் இந்த இஷ்யூஸ் நடந்துச்சுன்னா வித்தின் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் வந்து டிபார்ட்மெண்ட் மூலமாக நாங்கள் விளக்கங்களையும் வாங்கி அதை மாவட்ட ஆட்சித்தலைவர் வழங்கிவிட்டோம் பொதுவாக ஒரு பள்ளியில் ஒரு நடக்கும்போது அஸ் அ டிபார்ட்மெண்ட்டாக எங்களுடைய ஃபஸ்ட்டு இது நாங்கள் முடிச்சிடுவோம் எப்போதுமே அது காவல்துறை மாவட்ட ஆட்சித்தலைவர் மூலமாக போகும்போது அது அடுத்த கட்டத்திற்கு செல்லும் அது அது அந்த வகையில் தான் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இந்த குழந்தைங்களுக்கான அந்த பெற்றோர் ஆசிரியர் சங்கத்தை சார்ந்திருக்கின்றோம் அவங்களாம் சொல்லும்போது இமீடியட்டாக எங்கள் ஏதாச்சும் நீங்கள் பண்ணி கொடுங்கன்னு சொல்லும்போது அதையும் அங்கே இருக்கின்ற சிஓஸ் e மூலமாக பக்கத்தில் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐந்து அரசு மேல்நிலை பள்ளிகள் இருக்கின்றது ஒரு பதினேழு தனியார் பள்ளிகள் இருக்கின்றது இரண்டு கல்லூரிகள் இருக்கின்றது நாற்பது கிளாஸ் ரூம்ஸோட ஸோ நமக்கு இருக்கிற ரிசோர்ஸை பயன்படுத்தி அவங்களை எப்படி அதை பயன்படுத்தலாமா இல்லை இதை எப்படி சரி செய்து இதிலேயே படிக்க வைக்கலாமா என்பதையெல்லாம் நான் முதலமைச்சர் எப்படி எங்களை அறிவித்து சொல்கிறோம் அது பேசுகிறேன்